எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த நிலம் இருக்குல்ல நிலத்தை பாதுகாக்க சொல்லி அந்த கறி போட்டு ஒரு நிலத்தை பண்படுத்த சொல்லிச்சினோம்ல அது நல்லா அப்படி ஏன்னா கொஞ்சம் இடம் வேண்டாலும் எங்களை அளவுக்கு செய்து வச்சா கொஞ்ச காலத்துக்கு எங்களை பிள்ளைவட்டியும் அந்த மண்ணப்பா வச்சு போட்ட பயிராக சாப்பிடலாம் அது நல்ல விருப்பமாக இருக்கு எனக்கு ஆனால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளோ காலம் அப்போ இங்கே வந்தது தெரிஞ்சு கொண்டது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அது என்னுடைய பேர் கே நான் காரணம் இருந்து வரேன் இந்த நிகழ்ச்சி ஒரு பிரியோசனமான நிகழ்ச்சியாக இருந்தது இதால் செய்ய சொல்லப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக உள்ளது இதே வந்து இயற்கை விவசாயத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நல்ல முறையில் நடந்தது இது எங்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமாக பிரயோசனமாக இருந்தது எல்லாரும் பின்பற்றினால் நாட்டுக்கு ஒரு நல்ல விவசாயம் மா மாறுறதுக்கிடம் இருப்பேன் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ඇත්තම හොඳයි මේ පුහුණුව අ, අපි ඉදිරියේදී ගොවිපලක් කරන්න බලාපොරොත්තු වෙනවා ඒ ගොවිපලට ලොකු අත්දැකීමක් ඒ වගේම වැදගත් කරුණු කිහිපයක් මූලික කරුණු අ, දැනගන්න ලැබුණා ඇත්තටම ස්තුතියි මේ වගේ වැඩසටහන් කිරීම නිමිති අපි ගොවිය වුණාට පාරම්පරික අ, දේවල් වල අපිට මගහැරිච්ච දේවල් කොපමණ තියෙනවද කියන එක මේ ට්‍රේනින් එකේදී අපි ඉගෙන ගත්තා ඒ ගැන ඇත්තටම මේ ට්‍රේනින් එකට දායක වෙච්ච අ, ඉගෙන අපිට මේ දේවල් හදාරන්න උගන්වපු හැම දෙනාටම ස්තුතියි. வகுப்பின் மூலமாக நாங்கள் எப்படி ஆர்கானிக் மூலம் எங்களோட பயிர்களை பண்ணுறது என்ன மாதிரி விதைக்கிறது என்றதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இதை கொண்டு செய்யத்தக்கதை எங்களுக்கு அறிவை வளர்த்துருக்கோம் இதில் நாங்கள் செய்வோம் என்ற அறிவை எங்களுக்கு வளர்த்துருக்கோம் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் வந்து முத்தியாங்கட்டு ஒட்டிஸ்ட் அம்பரியத்துலேருந்து வந்திருக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு பூர்ணமாக பிடிச்சு கொண்டிருக்கு எத்தனையோ விளக்கங்களான அறிவுறுத்தலான விவரங்களை அறியக்கூடிய இருக்குது சுலபமான முறையில் விவசாய நடவடிக்கை நான் இலங்கை விவசாய கல்லூரி பிறந்த டிப்ளமோ படிச்சுட்டு நான் இங்கே ஆறு மாதம் அடம்பன் பண்ணின ட்ரைனிங் இப்போ எங்களை இந்த ட்ரைனிங் ஆறு மாத காலத்தில் இப்படியான இப்படியான ட்ரைனிங் நிகழ்ச்சிகள் சண்டை சென்ற உணவு செய்கிறதுலாங்க நிச்சய நிச்சயமான சந்தோஷப்படுறோம் எங்களுக்கு நிறைய அறிவு கிடைக்கிறதால நாங்கள் இது வரைக்கும் விவசாயம் தொடங்க இல்லை இந்த இப்படியான நிகழ்ச்சியில் செய்யும் செய்யும்போது எங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்குது இப்போ இருக்க அந்த நஞ்சு உணவுகளை சாப்பிட்ற நேரத்துக்கு நாங்கள் இப்போ இப்போ எங்களை ரெண்டு நாள் ப்ரோக்ராமில் சொன்ன பாரம்பரிய வர்க்கங்களோட நன்மைகள் அளவுக்கு பசலை போடுறதுக்கு அப்படியான இந்த ப்ரோக்ராமில் தெரிய அறிஞ்சு கொள்ளக்கூடிய அமைச்சு பரசுட் பிரேரணை எல்லாம் சில சிறப்பாக சன சர்வனம் செய்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தின சன சர்வனத்துக்கு நாங்கள் நன்றி உங்களுக்கு ரெண்டு நாளாக விளங்கப்படுத்தின விரிவியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி until now we used very little uh, charcoals uh, but uh, now we decided to use a um, lot of charcoal for all over our land also in paddy land and also in our normal uh, vegetable um, land. Uh, as we don't use any chemical in our farm, um, we like to produce uh, the cool compost and also hot compost uh, which are we are using. And uh, the other thing what we learned is the, um, from our um, biogas um, output, uh, how can how to use it in the new method and uh, the altogether what can I say is this training program must must be continued this is very good for our people and also for, for Sri Lanka we learned a lot of new new things here this is very good for us thank you very much for organizing this in adamant form அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து அமரதாஸ் சில்வா வவுனியா மாவட்டத்தில் விவசாய பதினாற்றா செட்டிக்குளம் பிரிவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன் நான் இன்றைக்கி இப்போ நடந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கும் என்னோட நான் வந்த விவசாயிகளுக்கும் ரொம்ப பெருமையான ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது வந்து இங்கே வந்த விவசாயிகள் எல்லாருமே பாரம்பரிய விதை நெல்லை ஊக்குவிக்கிறதுக்கும் பாரம்பரிய விதை நெல் விதை நெல்லை விதைக்கிறதுக்கும் ஆர்வமாக இருந்தாங்க இங்கே வந்த விவசாயிகள் ஐந்து ஐந்து மாவட்டங்களிலிருந்து வந்தாங்க இந்த ஐந்து மாவட்டங்களும் பங்கு மாவட்ட விவசாயிகள் தங்களுக்குள்ள நல்ல முறையில் டிஸ்கஸ் பண்ணி தங்களுக்குள்ள என்னென்ன பாரம்பரிய இனங்கள் இருக்குது தாங்கள் எப்படி செய்கிறோம் என்னென்ன விலை செய்கிறோம் தாங்கள் யார் யார் எங்கெங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க எல்லா விஷயம் தங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை பற்றி தெரியாத ஃபார்மர்ஸுகளுக்கும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்து அது மூலமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய நல்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு எங்களுக்கும் நல்ல பிரியோசனமாக இருந்தது வந்து எல்லா வகையான பாரம்பரிய இனங்களையும் எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருந்தது இளைஞர்களுக்கு யார் யார் செய்கிறா எங்கெங்கே செய்கிறாங்க இதுக்கு எங்கெங்கே மார்க்கெட் இருக்குது எந்தெந்த நிறுவனம் வந்து இந்த பாரம்பரிய இது நெல் இனங்களை எடுக்கிறாங்க என்னென்ன விலைக்கு எடுக்கிறாங்க போன்ற விடயங்கள் எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்து பாரம்பரிய நிலை ஏற்கனவே வைத்து விற்க முடியாத ஆட்களும் வந்து இங்கே விஷயங்களை தெரிவித்ததன் மூலமாக விற்கக்கூடிய மாதிரி இருந்தது உதாரணத்துக்கு எங்களோட ஏரியாவில் உள்ள சுதந்திர நெல் ஆயிரத்தி ஐநூறு கிலோ இங்கே வந்து நாங்கள் எங்களை எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு உடனே ஆட்கள் வந்து முன் வந்தாங்க நல்ல விலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் அடுத்த கிலோமீட்டர் அதை கொடுக்குறோம் இந்த ப்ரோக்ராம் நடத்தி சென்ற சனச அந்த அளவுக்கு நாங்கள் அந்த விவசாய பிரிவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்